அனைவருக்கும் பண்பான வணக்கம் என்னுடைய பெயர் கு முரளிகிருஷ்ணன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய சூழலில் இளைஞருடைய சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா அப்படின்னா லட்சங்களை நோக்கியே அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கேன் பொதுவா கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்ன நினைப்பா அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணா ஒரு ஏழை பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும் தான் வாழ்க்கை கொடுத்தா ஒரு விதவ பெண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லட்சியத்தோட வாழ்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு என்னடான்னா தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்ன படிச்சிருக்கா என்ன வேலையில இருக்கா என்ன சம்பளத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க லட்சியத்துக்காக செய்யப்பட்ட கல்யாணம் இன்னைக்கு என்னடான்னா பல லட்சங்களை மாத்துறதுக்காக நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் லட்சியத்தோட வாழ்ந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பல லட்சத்தை நோக்கி வாழ்றாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் இந்த சமூகத்துல பக்தியோட சாமி கும்பலான்னு கோயிலுக்கு போனா கூட பத்து ரூபா தட்டுல போட்டா தான் கையில விபூதியே கொடுக்குறாங்க நூறு ரூபாய் கொடுத்தா போதும் சாமி கழுத்துல இருக்கிற மாலையை தூக்கி நம்ம கழுத்துல போடுவாங்க லட்ச ரூபாய் கொடுத்தா போதும் கருவறை வரைக்கும் போய் என்ன பெருமாளே நல்லா இருக்கியான்னு சாமியை தொட்டு பார்க்கலாம் கோடி ரூபாய் இருந்தா போதும் கொஞ்ச நேரம் திரைய மூடுற சாமியை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு சாமி கும்பலான்னு போனா கூட லட்ச லட்சமா பணம் வச்சிருந்தா தான் மதிக்கிற சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவு எதுக்குங்க மனுஷன் கும்பிடுற கடவுள்ல கூட ஞானத்தை ஞானத்தை லட்சியமா வச்சிருக்கிற கலைவாணிக்கே உலகத்துல ஒரே ஒரு இடம்தான் கோவில் அந்த கோவில் கும்பகோணத்துல இருக்கு அப்பேற்பட்ட சரஸ்வதியை பார்க்க கும்பகோணம் கோயிலுக்கு கூட்டம் இல்ல வீரத்தை லட்சியமா வச்சிருக்கிற ஆஞ்சநேயருக்கு நாமக்கல் கோவில் இருக்கு அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை பார்க்க நாமக்கல் கோயிலுக்கு கூட்டம் இல்ல ஆனா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கிற பெருமாளுக்கு திருமண பக்கமெல்லாம் கோவிலா இருக்கு அத்தனை கோவிலையும் கூட்டமா இருக்கு அப்பேற்பட்ட பெருமாளை பார்க்க இன்னைக்கு திருப்பதி கோயிலுக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க அப்படின்னு சொன்னா மனுஷன் கும்பிடுற கடவுள்ல கூட ஞானத்தை ஞானத்தை லட்சியமா வச்சிருக்கிற கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம லட்ச லட்சமா பணம் கொடுக்கிற கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில கூட லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பல லட்சங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐ காந்தி வேர்ல்ட் வேர்ல்டு ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்